ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொச்சுப்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய கோட்டா காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவ் சாரியுடைய நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவுங்க பல்லூர் ப்ளவுஸ் மெரூன் கலர்லேயும் body of sari background colour orange கலர்லேயும் இருக்குங்க top and bottom eight inch border வந்துடுதுங்க ஸோ பார்டர் மட்டும்தான் இருக்கும் அதில் டை டிசைன் இருக்காதுங்க இதில் இந்த சேரீயில் இது வந்து கோட்டா காட்டன் சேரீ அதாவது சிந்தட்டிக் ஃபைபர் காட்டன் ஃபைபர் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த சாரீஸ்க்கு இந்த சாரீஸ் சாரீஸ்க்கு வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் வைலட் கலருங்க ஏன்னா பிளாக் கம்பைனாக இருக்கிறதுனால நார்மல் வைலட்டு கொஞ்சம் டார்க் வைலட்டாக தெரியும் பாடியில் உங்களுக்கு கீழே உங்களுக்கு டர்னிங் ஒர்க் மாதிரி வரும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் டாப்பில் டூ இன்ச் பார்டரும் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டரும் இருக்குங்க இந்த பார்டரில் உங்களுக்கு டை டிசைனும் வந்துடும் சாரியுடைய price two thousand one hundred rupees ரெண்டாயிரத்தி நூறுரூபாய்க்கு இந்த சாரீ கிடைக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இந்த லோ பட்ஜெட் சாரீஸ்க்கு அவைலபிள் இல்லைங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி இல்லைனா யூடிஆர் நம்பர் இல்லைனா ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் கூகுள் பேயில் பண்ணாலும் சரி ஃபோன்பேயில் பண்ணாலும் சரி இல்லை அக்கௌண்ட் பே மூலமாக பண்ணாலும் சரி நீங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் body of sari background colour half ஒயிட்லேயும் இருக்குங்க சரியுடைய நம்பர் சிக்ஸ் செவன் செவன் அதாவது சிக்ஸ் டபுள் செவன் அடுத்து சிக்ஸ் செவன் எயிட் இதில் டாப் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் பல்லுவன் ப்ளவுஸ் மெரூன் ஸோ இந்த மெரூன்கிறது வித் ரெட்டோட பிளாக் கம்பைனாகிறதுனால அந்த மெரூன் வருதுங்க பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலரில் லைட் பிங்க் கலர் எல்லா சாரிலையுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் கான்ட்ராஸ்டாக வருங்க பார்டரும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் த சாரி பாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்டர் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே வருங்க sari number six seven nine body of sari background colour yellow lemon எல்லோவில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு க்ரீன் கம்பெனியில் இருக்குங்க ஸோ அந்த ப்ளவுஸில் வரக்கூடிய அந்த பார்டரில் உங்களுக்கு டை டிசைன் வராது பாடியில் வரக்கூடிய இதில் தான் டை டிசைன் வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு அவைலபிள் இல்லைங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் sari number six eight zero ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா பியூர் சில்க்ஸில் மட்டும்தாங்க கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது காட்டன்லேயோ அல்லது சில்க் காட்டன்லேயோ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும் sari number six eight zero இது க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தாங்க இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன்லேயும் body of sari background colour normal க்ரீன்லேயும் இருக்குங்க இதில் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் eight inch border next sari sari number six eight one இதுலேயும் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் பல்லுவன் blouse grey colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா சாண்டில் கலர் லைட் கலரில் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ஒரு ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பல்சரி கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா எஸ்பெஷலி இந்த மல்டி கலர் வரக்கூடிய சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோவில் எக்ஸாக்டான கலர் வந்து கேப்சர் பண்ணவே முடியாதுங்க ஸோ அதனால தான் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல body of sari background colour yellow lemon எல்லோவில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் ஏன்னா black mixing sari number six eight three டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் eight inch border pallu and blouse dark violet colour body of sari background colour red கலரில் கொஞ்சம் டார்க் ரெட்டில் இருக்குங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து Kota cotton so normal wash பண்ணக்கூடியது காட்டன் மிக்சிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் லிட்டில் பிளட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஜரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜரி தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் sari number six eight four அதாவது சில்க் காட்டனோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கம்மியாக தாங்க இருக்கும் அதனால தான் ப்ரைஸுமே உங்களுக்கு two thousand one hundred rupees கிடைக்கிது ஆனால் கைத்தறி அப்படிங்கிறதுனால இது டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்க மேபி இது மெஷின் மேடாக இருந்தது அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு குறைவாக கூட வெளியே கிடைக்கலாம் நம்மக்கிட்ட வந்து இது கைத்தறியில் மட்டும்தாங்க இருக்குது இந்த சாரியில் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் eight inch border pallu and blouse dark அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் ப்ளவுஸ் போர்ஷன் வயலட்டில் பிளாக் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால டார்க் வயலட்டாக தெரியுங்க பாடியில் அதுவே லைட் கலராக இருக்கும் sari number six eight five பலூன் blouse maroon body of sari orange கலருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாரீஸில் நீங்கள் சிங்கிள் சாரீங்க கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரீபேமெண்ட் மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணி அதாவது கூகுள் பேவோ அல்லது ஃபோன்பேவோ அல்லது பேடிஎம் ஆர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number six eight six பழுவன் ப்ளவுஸ் க்ரீன் இந்த க்ரீனில் வித் பிளாக் கம்பைனாக இருக்குங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்தா க்ரீனில் இருக்குங்க light next sari sari number six eight seven பலூன் blouse maroon body of sari background colour yellow double ஷேடில் தாங்க வருது எதுவுமே next sari sari number six double eight pallu and ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கூட பிளாக் கம்பைன் ஆகிருக்குங்க பார்க்குறக்கு அல்கி க்ரீன் மாதிரி தெரியும் இதுலேயும் உங்களுக்கு வந்து டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் பாட்டமில் அது போக டர்னிங் ஒர்க் மாதிரியும் வந்திருக்கு பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் மேங்கோ எல்லோ கலரில் இருக்குங்க இப்போ எல்லா சாரியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த சாரீஸ் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்